நற்றிணையின் வெற்றிப்படிகள் நான் யூகேஜி படிக்கிறேன் நம்மளுக்கு வெங்காயம் வெட்டும் போது நம்மளுக்கு அழுகதான் அதுக்கும் மறக்காத இருக்கு ஒரு ஊர்ல கோடை காலத்துல ஐஸ்கிரீம் தக்காளி வெங்காயம் ஐஸ் ஐஸ்கிரீம் வேணான்றவங்க ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி போச்சா அப்படி தக்காளியும் வெங்காயம் அழுதுக்கிட்டே வீட்டுக்கு போனுச்சா அப்படி இடையில ஒரு தண்ணி பால் அது தக்காளி மண்ணில் விழுந்து தக்காளியும் நசுங்கிடுச்சான் அப்புறம் சாமி கிட்ட வேண்டிக்கிச்சா வெங்காயம் சாமி சாமி தக்காளியும் ஐஸ்கிரீமும் இறந்துட்டாங்க சாமி நாய நாய் இறந்தா யார் யார் சா யார் சாமி அழுவா அப்படின்னு வெங்காயம் கேட்டுச்சா இருக்கிறவங்களே இறங்கும் அண்ணா தான் நம்மளுக்கு வெங்காயம் வெட்டும் போது அழகு வருது நான் இப்போ ஒரு பாட்டு பாட போகிறேன் சின்ன சின்ன மூட்டா சிங்கார மூட்டா நாலு சக்கர மூட்டா நான் வேறு மூட்டா பாம் பாம் மூட்டா பத்தனை போடுற மூட்டா ஏழு பால் ஆணை வரும் ஏழுகின்ற மூட்டா நானு நகரை சுற்றி பார்ப்பேன் நன்றி வணக்கம் நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம்